தி தொம் நம் தருகிட்டதக தா தி தொம் நம் தருகிட்டதக தருகிட்டதக தா தி தொம் நம் தருகிட்டதக தருகிட்டதக தருகிட்டதக தா தி தொம் நம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தா தி தொம் நம் தருகிட்டதம் தருகிட்டதம் தருகிட்டதம் தொம் நம் தருகிடதும் தா தி தொம் நம் தருகிடதும் தருகிடதும் தா தி தொம் நம் தருகிடதும் தருகிடதும் தருகிடதும் தத்தி தொம் நம் தருகிடதும் தத்தி தொம் நம் தருகிடதும் தருகிடதும் தத்தி தொம் நம் தரிகிடதம் தரிகிடதம் தரிகிடதம் தரிகிடதம் தரிகிடதம் தரிகிடதம் தத்தித்தோம் நம் தரிகிடதம் தத்தித்தோம் நம் தரிகிடதம் தரிகிடதம் தத்தித்தோம் நம் தரிகிடதம் தரிகிடதம் தரிகிடதம் தா அப்பன் நீ அம்மை நீ அயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் மோரூரும் நீ துய்ப்பணமும் மெய்ப்பணமும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துரபிப்பாய் நீ இப்பன் நீ இம்மை நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ ஏரூந்த செல்வனும் நீ ஏ ஏரூந்த செல்வனும் நீ ஏ ஏரூந்த செல்வனும் நீ ஏ தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தன் தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தன் தாங்க தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தருகிட தா ಪುರಂದರ ದಾಸರೇ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವ ನಂಬಿದೆ ಗರ್ವರಹಿತನ ಮಾಡಿ ಎನ್ನನು ಪೊರೆವ ಭಾರವು ನಿಮ್ಮದೆ ಧಿಮ್ ನಂ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ಧಿಮ್ಮಿ ನಮ್ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ನಮ್ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ಧಿಮ್ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ದಿನ್ನ ಕಡತಕತ ದಿನ್ನ ಕಡತಕ ಧಿಮ್ ದಿನ್ ನಂ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ಧಿಮ್ಮಿ ನಂ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ನಂಗೆ ಕಡತಕತ ದಿಬ್ಬಿ ಧಿಮ್ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ದಿನ್ನ ಕಡತಕತ ದಿನ್ನ ಕಡತಕತ ಕಡತಕತ ಕಡತಕತ ಧಿಮ್ ನಂ ಕಡತಕತ ದಿಬ್ಬಿ ದಿಮ್ಮಿ ನಮ್ ಕಡತಕತ ದಿಮ್ ನಮ್ ಕಡತಕತ ದಿಬ್ಬಿ ಧಿಮ್ ಕಡತಕತ ದಿಬ್ಬಿ ದಿನ್ನ ಕಡತಕತ ದಿನ್ನ ಕಡತಕ ದಿಮ್ ಧಿಮ್ ನಂ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ನಂ ಕಡತಕತ ದಿಮ್ಮಿ ದಿನ್ನ ಕಡತಕತ ದಿಮ್ தின்னம் கிடத்துக்கதா திம்பின்னம் கிடத்துக்கதா திம்பி தின்ன கிடத்துக்கதா திம்னம் கிடத்துக்கதா திம்பின்னம் கிடத்துக்கதா திம்பி தின்ன கிடத்துக்கதா நம் கிடத்துக்கதா திட்ட தின்ன கிடத்துக்கதா நம் கிடத்துக்கதா திட்ட தின்ன கிடத்துக்கதா நம் கிடத்துக்கதா திட்ட தின்ன கிடத்துக்கதா தின்ன கிடத்துக்கதா தின்ன கிடத்துக்கதா தின்ன கிடத்துக்கதா தின்ன கிடத்துக்கதா தின்ன கிடத்துக்கதா தின்ன கிடத்துக்கதா தினத்தங்கடத்துக்கு நடக்குதும் தினத்தங்கடத்துக்கு நடக்குதும் கிடத்துக்கு நடக்குதும் தாம் தருகிடதக தாம் தருகிடதக தாம் தருகிடதக தாம் தத்தக்கிடதக தருகிடதக தாம் தருகிடதக தாம் தருகிடதக தாம் தருகிடதக தாம் தத்தக்கிடதக தருகிடதக தாம் தருகிடதக தாம் கிடதக தருகிடதக தாம் தருகிடதக தாம் கிடதக தருகிடதம் தா கிடதக தருகிடதம் தி கிடதக தருகிடதம் தோம் கிடதக தருகிடதம் நம் கிடதக தருகிடதம் தா கிடதக தருகிடதம் கிடதக தருகிடதம் கிடதக தருகிடதம் தா തം തം ഗട ഗട ഗട ഗട ഗട തത്തദ്ദിം തത്തം ഗട ഗട ഗട ഗട ഗട തത്തദ്ദിം തത്തി തം ഗട ഗട ഗട ഗട ഗട തത്തദ്ദിം തലാം കദം കദ്ദിം തലാം കദം കദ്ദിം തത്തദ്ദിം tang dim ta dim tang dim ta dim ta dim